வணக்கம் ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவமானவர் அவர் சக நண்பர்கள் சுற்றுச்சூழல்களிலிருந்தும் தினசரி சமூக தொடர்புகளிலிருந்தும் முந்தைய கட்டல் அனுபவங்களை பெற்றுள்ளனர் மேலும் அவர்கள் வளரும் போதும் அவர்கள் தொடர்பு கொள்ளும் விதத்தில் பல்வேறு திறன்களை வளர்த்து கொள்கிறார்கள் தகவல்களை உள்வாங்குகிறார்கள் சூழ்நிலைகளை பகுப்பாய்வு செய்கிறார்கள் முடிவுகளை எடுக்கிறார்கள் பொறுப்புகளை எதிர்கொள்கிறார்கள் பிறர் சூழ்நிலையை புரிந்து கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை பொருத்தி பார்த்து செயல்படுகிறார்கள் இது குழந்தைகள் வெவ்வேறு கற்றல் பாணிகளுக்கும் வகுப்பறையில் வெவ்வேறு கற்றல் சூழ்நிலைகளை அமைக்கவும் வழிவகுக்கிறது பள்ளிகளில் கற்றல் மற்றும் கற்பித்தல் செயல்முறைகளில் குழந்தைகளை மையமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தாமாக கற்கும் குழந்தைகள் சுறுசுறுப்பாக மாறுவதற்கு குழந்தைகள் ஆர்வமுள்ளவர்களாகவும் அல்லது முன்முயற்சி எடுப்பவர்களாகவும் தன்னம்பிக்கை மிக்கவர்களாகவும் புதிய புதுமையான உத்திகளை உருவாக்கி சோதிப்பவர்களாகவும் மற்றும் ஆழ்ந்து சிந்திப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் ஆர்வமுள்ள குழந்தைகள் பல கேள்விகளை கேட்கிறது புதிய தகவல்களை முழு விவரங்களுடன் விசாரித்து தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறது முன்முயற்சி எடுக்கும் குழந்தையால் சுதந்திரமான முடிவுகளை எடுக்க முடிகிறது பிறரை காட்டிலும் சிறப்பான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை அவர்களால் உருவாக்க முடியும் குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை மிகவும் முக்கியமான ஒன்றாகும் குறிப்பாக பயமின்மையும் மகிழ்ச்சியும் குழந்தைகளுக்கு தேவை இது அவர்களின் அறிவை கட்டமைக்கவும் மோசமான சூழல்களை கையாளவும் உதவுகிறது குழந்தைகள் தமது அறிவை கட்டமைக்கும் போது கண்டுபிடிப்பாளர்களாகவும் புதுமை விரும்பிகளாகவும் இருக்க வேண்டும் குறிப்பாக தனிப்பட்ட அறிவை உருவாக்கும் போது புதிய வழிகளை கருத்தில் கொள்ளவும் அவர்களின் கருத்துக்களை வெவ்வேறு சூழலுக்கு மாற்றுவதும் மிகவும் முக்கியம் புதிய சூழ்நிலைகள் மற்றும் அனுபவங்களை கையாளுவதில் குழந்தைகள் தங்கள் முந்தைய அனுபவங்களை பயன்படுத்துவதற்கு சுய சிந்தனை உதவியாக இருக்கிறது சிலர் இயல்பிலேயே மிகவும் சிந்திக்கக்கூடியவர்கள் மேலும் அவர்கள் ஒரு கேள்விக்கு பதில் அளிப்பதற்கு முன்னும் முடிவு எடுப்பதற்கு முன்னும் தீவிரமாக யோசிக்கிறார்கள் மற்ற குழந்தைகள் உணர்ச்சி வசப்பட்டு உடனடியாக பதிலளிக்கிறார்கள் ஒரு ஆசிரியரின் முதன்மையான பணிகளில் ஒன்று மாணவர்களுக்கான கற்றல் அனுபவங்களை துவங்குவதற்கு முன் குழந்தைகளை புரிந்து கொண்டு அவர்களது கற்றல் தேவைகளை கண்டுபிடிப்பதாகும் கற்றல் தேவை என்பது குழந்தைகள் கற்றல் நடவடிக்கைகளிலிருந்து என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கும் தகவல் மற்றும் திறன் அடிப்படையில் ஒரு குழந்தையின் தற்போதைய நிலைக்கும் உள்ள வேறுபாடுகள் ஆகும் ஒரு ஆசிரியராக இந்த செயல்முறையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு குழந்தையின் தேவைக்கேற்ப தீர்வுகளை சிறப்பாக வழங்க வேண்டும் இந்த கட்டகத்தில் இந்த தலைப்பை பற்றி ஆழமாக பார்க்க இருக்கிறோம் நன்றி